வடோதரங்கிற பெயர் கொண்ட கிராமத்துல சொல்யூஷன் சங்கர்னு ஒரு ஆள் இருந்தாரு அவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருந்தாரு அந்த கிராமத்திலேயே அவர் ஒருத்தர் தான் படிச்ச இன்ஜினியர் அவர் அந்த கிராமத்துல எல்லாருக்குமே உதவி செய்வாரு அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அப்போ சங்கர் அதுக்கான சொல்யூஷனை நிச்சயமா எடுப்பாரு அதனாலதான் தான் அவரோட பேரு சொல்யூஷன் சங்கர் ஆயிடுச்சு ஒரு நாள் அந்த கிராமத்துல சில பேர் நடுவுல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என் பையனோட படிப்பு இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால நான் அவங்களுக்கு போனை வாங்கி கொடுத்தேன் ஆனா அந்த போன்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ண முடியும் ஆமா எனக்கும் இதே பிரச்சனை தான் என் பொண்ணுக்கிட்ட கூட டேப் இருக்கு அதுல தான் ஆன்லைன் கிளாஸ் அவ அட்டன் பண்றா ஆனா நம்ம கிராமத்துல சிக்னல்ஸே கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக நாம ஏதாவது செஞ்சாகணும் எல்லாரும் சேர்ந்து கிராமத்துல இருக்கிற நாட்டாமைய பார்க்க போனாங்க அப்ப நாட்டாம சொல்யூஷன் சங்கரை போய் பார்க்க சொல்லி சொன்னாரு நாட்டாம சொல்யூஷன் சங்கர் கிட்ட போன்ல பேசினாரு கண்ணா சங்கர் நம்ம கிராமத்துல ஒரு பிரச்சனைப்பா எங்களுக்கு இங்க செல்போன் சிக்னல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் பசங்களால ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும் கண்ணா நிச்சயமா ஐயா அப்படி சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அதுக்கு வழி ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சாரு ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு ஒரு டிராக்டர்ல கடவுளை வீடு வீடா கூட்டிட்டு போறத அவர் பார்த்தாரு அப்புறம் அவரோட மைண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அவரு நாட்டாமைக்கு ஃபோன் பண்ணாரு நாட்டாமையா என்கிட்ட இப்ப ஒரு ஐடியா இருக்கு எனக்கு மூணு டிராக்டர் அப்புறம் சில பொருட்களை வாங்கறதுக்கு பணம் தேவைப்படுது நான் அந்த டிராக்டர்ல மொபைல் செல்போன் டவர்ஸை செய்ய நினைக்கிறேன் அதனால மொத்த கிராமத்திலையும் அந்த டிராக்டரை ஓட்டி எல்லாருக்கும் உதவி செய்யலாம் அட உண்மையாவே ஐடியா நல்லா இருக்குப்பா நான் இப்பவே உனக்கு பணமும் டிராக்டரும் கொடுக்குறேன் அது போல சொல்யூஷன் சங்கர் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு மூணு டிராக்டர்லையும் செல்போன் டவரை வச்சிட்டாரு அப்புறம் அந்த டிராக்டர்ஸ கிராமம் மொத்தமும் ஓட்டினாரு அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சிக்னல் கிடைச்சது எல்லாரோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவங்களோட பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நல்லபடியா நடந்துச்சு இல்லையா அப்புறம் எல்லாரும் சொல்யூஷன் சங்கரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரால மட்டும் சங்கர் பாப்புலர் ஆகிறதையோ ஃபேமஸ் ஆகிறதையோ பொறுத்துக்கவே முடியலை அந்த ஆளு ஒரு ராத்திரி போய் மூணு டிராக்டர்ஸ்ல இருக்கிற செல்போன் டவரை உடைச்சி முழுமையா நாசம் பண்ணிட்டாரு மறுநாள் ஜனங்க எல்லாரும் பார்த்தபோது அட யார் இந்த செல்போன் டவரை இந்த மாதிரி நாசம் பண்ணது யார் அந்த துரோகி சொல்லுங்க அப்பதான் சங்கர் அங்க வந்தாரு வந்தவர் என்ன சொன்னாருன்னா நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் இப்பவே அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் நான் இந்த டிராக்டருக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன் அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த விஷயத்தை கேட்டதும் நாட்டாம அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் சங்கர் சிசிடிவி புட்டேஜ பார்த்தபோது அது வேற யாருமே இல்ல அந்த கிராமத்தோட நாட்டாம தான் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நாட்டாமைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க செங்கரே அந்த ஊருக்கு நாட்டாமையாக்கிட்டாங்க பை சிக்கன் ஷவர்மா ரோல் சலீம் பாபர்பூர்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் ஹோட்டல்ல குக் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் விதவிதமான சுவையான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதுலயும் குறிப்பா அவர் கையால செய்யப்பட்ட சிக்கன் ஷவர்மா ரோல எல்லாரும் பாராட்டுவாங்க அப்புறம் அதை சாப்பிடுறதுக்காக தூரத்துல இருந்து நிறைய ஆட்கள் வருவாங்க ஷவர்மா ரோல சாப்பிடுறவங்க எல்லாருமே அவரை ரொம்ப பாராட்டுவாங்க அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க இங்க பாருங்க பாபர்பூர் போனீங்கன்னா அஸ்லம் கடையில சலீம் கையால செஞ்ச ஷவர்மா ரோல சாப்பிட மறக்காதீங்க அதுவும் சிக்கன் ஷவர்மா ரோல் அவர் ரொம்ப நல்லா செய்வாரு சலீமோட முதலாளி அவரை ரொம்ப பாராட்டுவாரு அப்புறம் அடிக்கடி அவரை பாராட்டி பணமும் கொடுப்பாரு எப்பா சலீம் இன்னைக்கு உன்னால நமக்கு நிறைய வருமானம் வந்துச்சு இந்த உனக்கான பரிசு சலீம் பரிசா கொடுத்த அந்த மோட்டார் பைக்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அஸ்லம் சேட்டையா மோட்டார் சைக்கிளா ஆமா சலீம் இது உனக்காக தான் நீ எவ்வளோ வேலை பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்லாம் சேட் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு வைரஸ் ஏற்பட்ட காரணத்தால எல்லா கடைகளும் மூடப்பட்டுச்சு எல்லாருக்கும் அவங்க அவங்க வேலை போயிடுச்சு ரொம்ப நாள் போனதுக்கு அப்புறம் அஸ்லம் சலீம் கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பார் சலீம் உனக்கு தான் தெரியுமே லாக்டவுனால நம்ம கடை எல்லாமே மூடிட்டோம் இனிமேலும் உங்களை உட்கார வச்சு என்னால சம்பளம் கொடுக்க முடியாது நீங்க எல்லாம் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க ஆனா அஸ்லம் சேட் நாங்க எங்கே போவோம் என்ன செய்வோம் என்ன சாப்பிடுவோம் இங்கே பார்ப்பா என்ன மன்னிச்சிரு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ணுறது ஆனால் வேற வழி இல்லை சலீம் ரொம்ப வேதனையோட தன்னோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் சலீம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன கேட்டாருன்னா ஏன்பா சலீம் தம்பி என்னப்பா ஆச்சு இவ்வளோ கவலையா இருக்க என்ன பண்றதுப்பா வேலை போயிடுச்சு இனிமே நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏன்பா இதுக்கு போய் ஏன்பா வருத்தப்படுற உன் கையில நிறைய திறமை இருக்கு அதனால நிச்சயமா உனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்பதான் சலீமோட நண்பன் ஜக்கி அங்கே வந்தான் சலீம் அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் சலீம் சொன்னதை கேட்டு ஜக்கி அவன் கிட்ட என்ன சொன்னான்னா ஏய் சலீம் நீ எதுக்காக கவலைப்படுற இப்ப லாக்டவுன்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு நீ ஏன் ஒரு வேலை பண்ணக்கூடாது உன்னோட மோட்டர் பைக்ல ஷவர்மாரோல விற்க ஆரம்பி தெரு தெருவா போய் வித்துக்கிட்டு வா இத பாரு நீ சொந்தமா உன்னோட வேலையை செய் சலீமோட அப்பாவும் ஜக்கி சொன்னதை கேட்டு சரின்னு சொன்னாரு ஆமா ஆமா ஜக்கி சொல்றதும் சரிதான் நீ நாளைக்கே ஷவர்மா ரோல விற்க ஆரம்பி சலீம் ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்டுக்கிட்டான் அப்புறம் மறுநாளே தன்னோட மோட்டார் சைக்கிள்ல சிக்கன் ஷவர்மா ரோல செஞ்சு விற்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் நாளுக்கு நாள் அவன் நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தினமும் மோட்டார் சைக்கிள் சிக்கன் ஷவர்மா ரோல்காரருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தென்னை மரம் ஏற விஷ்ணுபூருங்கிற கிராமத்துல சுதாகருங்கிற பெயர் கொண்ட ஒரு பெரிய தேங்காய் வியாபாரி இருந்தாரு அவர்கிட்ட ஒரு பெரிய தென்னந்தோப்பும் இருந்துச்சு அவர் ஒவ்வொரு வருஷமும் தென்னங்காய வித்து ரொம்பவே நிறைய பணம் சம்பாதிப்பாரு இந்த வருஷமும் அவரோட தோப்புல நிறைய தேங்காய் விளைஞ்சது ஆனா இந்த வருஷம் லாக்டவுன் இருந்த காரணத்தால தேங்காயை பறிக்கிற கூலிக்காரங்க கிடைக்கவே இல்லை எல்லா ஜனங்களும் அவங்க கிராமத்துல இருந்து போயிட்டாங்க அந்த கிராமத்துல தென்னங்காய பறிக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான் அவனோட பேரு தீபக் அப்பதான் சுதாகர் போய் தீபக் கிட்ட என்ன சொன்னார்னா தீபக் தம்பி என்னோட தோப்புல தேங்காய பறிக்கிற வேலைய பார்க்க முடியுமா இப்பெல்லாம் தென்னங்காயோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு அட இல்லங்க சேர்ஜி எனக்கு வந்து நாளைக்கு சூரஜ் சேட்டோட இடத்துல வேலை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்க வேலைய வந்து பாக்குறேன் நான் அது வரைக்கும் ரொம்ப பிஸியா இருக்கேன் அடேங்கப்பா ஒரு வாரமா இப்படி செஞ்சோம்னா மொத்த தேங்காயும் கெட்டு போயிடும் தம்பி இங்க பாருங்க சேட்ஜி நீங்க எனக்கு ஒரு தேங்காவுக்கு பத்து ரூபாய் கூலி கொடுத்தீங்கன்னா நான் வர தயாரா இருக்கேன் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஒரு தென்னங்காய் நகரத்துல ஐம்பது ரூபாவுக்கு விக்குது என்ன உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு பத்து ரூபாவா உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லல்ல அதனால நீ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறல்ல நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க அது உங்க விருப்பம் இல்லனா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க நீங்களே மரத்துல ஏறி தென்னங்காய பாருங்க தீபக் அந்த மாதிரி பேசினதை பார்த்ததும் சுதாகர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு மறுநாள் சுதாகர் அவரே தென்னை மரம் ஏறி மேல வரைக்கும் போயிட்டாரு ஆனா தேங்காய் பறிக்கும் போது தன்னோட கை வழுக்கி அவர் தேங்காயோட கீழே விழுந்துட்டாரு அப்புறம் அவரோட இடுப்புல அடிபட்டுடுச்சு அப்ப நகரத்துல இருந்து ஒரு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க அப்பதான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இத பாருங்க இதுக்கு மேலயும் உங்க திறமைய நீங்க காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பறிக்கணும்னா நகரத்துல புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு அது மூலமா நீங்க ரொம்ப சுலபமா மரத்துல ஏறலாம் அப்புறம் தென்னங்காயும் பறிக்க முடியும் சரிங்க டாக்டர் நான் அப்படியே செய்யறேன் மறுநாள் நகரத்துல இருந்து சுதாகர் அந்த மிஷினை வரவழைச்சான் அந்த மிஷின்ல வண்டி மாதிரியே டயருங்க இருந்தது அப்புறம் சுலபமா அதுல மனுஷன் உட்கார்ந்து மரத்துல ஏற முடியும் அதே போல சுதாகர் அந்த மிஷின்ல உட்கார்ந்து மரத்துல ஏறி தேங்காய்களை பறிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் சுலபமா ஒரு டிராக்டர் முழுக்க தேங்காய்களை சேகரிச்சாரு அந்த விஷயத்த தீபக் பார்த்துட்டான் அப்ப அவன் என்ன சொன்னான்னா அட சேட்ஜி நீங்க எதுக்கு என்னோட வருமானத்தை கெடுக்கிறீங்க ஒருவேளை எல்லாரும் இந்த மிஷினை பார்த்தாங்கன்னா அப்புறம் நான் சாப்பிடுறதுக்கு வருமானம் கூட வராது என்ன அன்னைக்கு அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க இப்போ எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நானே இந்த மிஷின்ல ஏறி உங்களுக்கு தேங்காய்களை பறிச்சு தரேன் எனக்கு ஒரு நாளைக்கான கூலி கொடுத்தா போதும் இப்போ வந்தியா வழிக்கு இனிமே இந்த டிராமாவை நிறுத்து அப்புறம் எல்லாருக்கும் சரியான கூலிய வாங்கிட்டு தேங்காய பறிச்சு கொடு புரிஞ்சுதா அப்புறம் சுதாகர் எப்படி சொன்னாரோ அப்படியே தீபக் வேலை செய்ய ஆரம்பிச்சான்